எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு அந்த மெடிடேஷன் தியானம் அதை பற்றி பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ தியானம் பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு ஆளுக்கு தேவை வந்து பொறுமை பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தான் தியானம் அதை நம்ம சொன்னோம் அந்த ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து, ரொம்ப கொடிய ஒரு டைம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் நர்ஸ் சொல்கிறாங்க "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்கிறாங்க நம்ம அதில் உட்கார்ந்துருக்குறோம். டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணும்போது, நமக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா அதில் உட்காந்துருக்கணும் அவ்வளோதான். அப்படித்தானே? அ அது வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சாங்கன்னு வைங்க. அந்த டைமை வந்து எப்படி போக்குறதுன்னு நமக்கு தெரியாமல் கஷ்டப்படுவோம் அப்படித்தானே சிலவங்க அதில் உட்காரவே முடியாது ஸோ அந்த மாதிரி அதில் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆட்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பொறுமை வந்து நிறைய வேணும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த தியானத்தில் வந்து உள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்கிறேன் அது எல்லாராலையும் எல்லாமே முடியும் ஆனால் சிலவங்களுக்கு ஈஸியாக வரும் சிலவங்களுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தான் என்ன சொல்கிறது தியானத்தில் ஒரு இடத்துல உட்கார முடியும் நிம்மதியாட்டு சரி தியானம் தியானம் இதெல்லாம் முக்கியம்லாம் சொல்கிறோம் தியானம் எதுக்கு பண்ணுறோம் அது வந்து இம்பார்ட்டண்ட்டு தியானம் வந்து இப்போ கடவுளை பார்க்குறதுக்கு தியானம் பண்ணுறது இல்லை அது கிளியராக மைண்டில் வச்சுருக்கணும் கடவுளை வந்து இப்போ நான் வந்து முருகப்பெருமானை பார்க்க போகிறேன் அதுக்கு நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறேன் இல்லைன்னா தியானத்தில் எனக்கு கடவுள் வந்தார் அதுக்காக வந்து தியானம் பண்ணலை நம்ம சரியா அது வந்து ரொம்ப கிளியராக மைண்டில் வச்சுருக்கணும் தியானத்தில் வரக்கூடிய கடவுள்களும் நம்மளோட எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கடவுள் கிடையாது அது அது அது ஏன் அப்படி சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியானத்தில் இப்போ நம்ம நமக்கு பிடிச்ச கடவுள் வந்து சிவன் யோசிக்கலாம் எனக்கு பிடிச்சது சிவன் யோசிக்கலாம் இப்போ நான் தியானத்தில் சிவபெருமானை பார்க்குறேன் சிவபெருமான் இப்போ முருகப்பெருமான மாதிரி முருகனை மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க சிவன் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சிவனா தான் இருக்கணும்னு கிடையாது இல்லையா சிவன் வந்து மொத்தம் ஒரு படங்கள்ல பார்த்தாச்சுன்னா எத்தனை சிவபெருமானோட எத்தனை படம் பார்த்துருப்போம் ஒரு பதினஞ்சு படம் பார்த்துருப்போம் பதினஞ்சு டிஃப்ரெண்ட் போஸ்ட் போஸ்டர்ல ஒரு பதினஞ்சு சிவபெருமான தான் எனக்கு தெரியும் சிவபெருமான் அப்படி வந்தா தான் சிவபெருமான் நான் நம்புவேன் அப்படித்தானே சிவபெருமான் வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன் எனக்கே தெரியாது சிவபெருமான்ட்டு ஸோ நம்ம தியானத்தில் உட்காந்துட்டு சிவபெருமான் வந்தார்னா அதே மாதிரி அது நம்மளோட மைண்டில் நமக்கு தெரிஞ்ச நம்ம பார்த்த சிவபெருமானோட படங்கள் இருக்குது இல்லையா அதோட பதிவு ம மைண்டில் இருக்குது அந்த பதிவு தான் பிரதிபலித்து தியானத்தில் சிவபெருமான் வர்றதா தெரியுது சரியா இது வந்து ஒரு சின்ன லாஜிக் அப்படின்னா தியானம் எதுக்கு பண்ணுறோம் தியானம் வந்து நம்மளை அதாவது நம்மை நாமே உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் ப்ராக்டிக்கல் ஆன்மீகம் வழியாக சொல்லணும்னா நம்மளோட உண்மையான தன்மையை உணர்றதுக்கு இது வந்து ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம் உலக ரீதியாக தியானம் பண்ணுறதுல என்ன நல்லது இருக்குது அப்படி பார்த்தாச்சுன்னா இப்போ பொறுமை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் பொறுமை வந்து நிதானமாக பண்ணுறதுக்கு நம்ம படிப்போம் எந்த விஷயத்தையுமே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது எந்த விஷயத்தையுமே நிதானமாக கையாளுறதுக்கு நம்ம வந்து படிப்போம் அது ஒன்று வேற வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்காம அதை அதை சுற்றி அந்த விஷயத்தை சுற்றி என்னதெல்லாம் இருக்குது அதோட ஃபுல் டைமென்ஷன்லேயும் நம்ம வந்து அதை பார்க்க முடியும் ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா ஒரு ஒரு சிக்கல் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அதோட ஃபுல் டைமென்ஷனில் அது ஏன்னா அது சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அதாவது அதை ஃபுல் டைமென்ஷனில் பார்க்க முடியும்னு சொல்கிறேன் இல்லையா அது எப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன் ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் வழியாக தான் நான் வந்து இந்த உலகத்துக்கு கூடால நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன் இப்போ வெளியில் ஒரு பிரச்சனை இருக்குது நார்மலாக என்ன நடக்கும்னா, ஒரு பிரச்சனை இப்போ என்னை பற்றி யாராவது ஒரு ஆள் ஏதாவது தப்பாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன தோணும்னா, "ஐயோ! என்னை பத்தி இப்படி சொல்லிட்டான் பாரு" அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஆவேசம் அப்படி வரும் இல்லையா? அது நார்மல். அப்படி வரும் இல்லையா? இப்ப தியானம் பண்ணி, அதுல வந்து என்ன தெரிய வரும்னா, பார்க்குற ஆள் உள்ள இருக்கிறாரு. எண்ணங்கள் வெளியில் அதாவது இந்த பார்க்குற ஆளும் இந்த பார்க்குற ஆளுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களும் வேறு வேறு புரியுதா பார்க்க இப்போ நம்ம நார்மலாக யோசிச்சுட்டு இருக்கிறது எப்படி நான் இருக்கிறேன் நான் தான் பார்க்கக்கூடிய ஆள் எனக்கு எண்ணம் தோன்றுது சரியா சிம்பிள் இப்படி நம்ம இருந்து ப பார்த்து பழகு பழகிட்டு இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் தியானம் பண்ணி என்ன சொல்கிறது தியானத்தில் வந்து என்ன தெரிய வரும்னா பார்க்குற ஆள் வேற பார்த்துட்டு இருக்கிறோம் எண்ணம் வந்து அதுக்கு அந்த பார்க்கக்கூடிய ஆளுக்கு முன்பாக தோன்றுது அது அந்த எண்ணம் ஒரு சைடில் இருக்குது அந்த வெளியில் உள்ள ஆட்கள் வந்து வேற இன்னும் ஒரு மூணாவது ஒரு ஆள் அந்த ஆள் வந்து ஏதோ சொல்கிறாங்க அது எல்லாமே எனக்கு உள்ள என்ன அஃபெக்ட் பண்ணாது அது வெளியில் அது அப்படி நடந்துகிட்டே இருக்கும் புரியுதுல அந்த ஒரு பிரச்சனைக்க நடுவில் நான் போய் விழ மாட்டேன் ஸோ அந்த பிரச்சனையை வெளியில் வச்சு பார்க்கறதுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் நமக்கு உண்டாகும் அதான் நான் சொல்ல வர்றது தியானத்தில் தியானம் பண்ணுறதுல அதில் உள்ள அட்வான்டேஜ் ஓகே ஸோ அடுத்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அதில் சொல்லலாம் ஸோ இது இந்த இதெல்லாம் தொடங்கி தியானம் எல்லாம் தொடங்கி ஒரு ஒன் மந்த் இல்லை December December two thousand twelve so two months அந்த மாதிரி டைமில் ஒரு வாட்டி ஆச்சுதுன்னா இப்போ கண்ணை மூடிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அது அது எப்படி போகும்னா முழிச்சிருப்போம் நமக்கு தெரியும் இப்போ இந்த ரூம் இருக்குது உடம்பு இருக்குது நான் இருக்கிறேன் எல்லாம் இருக்கிறேன் இதுதான் வந்து ஒரு நனவு நிலை அப்படித்தானே இப்படி இப்போ நான் இருக்கிறேன் தியானத்தில் போகிறேன்னா வெளியில் உள்ளதெல்லாம் மறைச்சிரும் வெளியில் உள்ளதுன்னா என்ன சொல்லுது நான் கண்ணை மூடிடுவேன் கையை எல்லாம் இப்படி வச்சுருக்கிறேன் ஸோ மலை வீடு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு மைண்டில் ஃபோக்கஸ்லேயே வராது சரியா என் என்னோட அவேர்னஸ் இங்கிலீஷில் அவேர்னஸ்னு சொல்லுவோம் அதுலேயே வராது அது போயிடும் எனக்கு பாடியும் அதில் இருக்காது என்னோட அவேர்னஸில் என்னோட அவேர்னஸில் வந்து என்ன இருக்கும்னா என்னுடைய போதத்தில் போதத்தில் என்ன இருக்கும்னா எனக்கு மைண்டில் ஏதாவது எண்ணம் ஒன்று ரெண்டு வந்ததுன்னா அது அப்படி வரும் அப்படி போகும் அவ்வளோதான் பிளாங்காக வெறும் அவேர்னஸ் அப்படியே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது பயங்கர போர் சரியா அது ஆக்சுவலாக அதில் ஒன்றுமே கிடையாது போரான அது பேசும்போது போராக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன ஆச்சுதுன்னா, ஒரு நாள் நைட்டு இந்த இத அப்படியே இந்த வானத்துல நிறைய நட்சத்திரம் இருக்குது. அதுல நான் இருந்தேன்னா எப்படி இருக்கும்? வானத்துல நட்சத்திரம்னா, இந்த போதம் எனக்கு பாடியெல்லாம் என்ன சொல்றது? எனக்கு உணர்வு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ம். பாடியை பற்றிய ஒரு எண்ணமே இப்ப நம்ம பேசல. நான் உள்ள இருக்கக்கூடிய நான் வானத்துல வானத்துல நான் இருந்தேன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது டார்க் ஸ்கை மின்னுது அதுல இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு பெரிய டிவியில இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை இவ்வளோ பெரிய டிவியில நம்ம ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டிவி ஸ்க்ரீனில் நான் இதை பக்கத்துலேருந்து இப்படி பார்த்தேன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தியானத்தில் ஒரு வாட்டி வந்துச்சு பயம்னா பயங்கர பயம் அது அது ஈஸி கிடையாது அதை நம்ம சொல்லும்போது வா இப்படியெல்லாம் பார்த்தோமே அப்படியெல்லாம் அந்த டைம்ல தோணாது இது இங்க இது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதிர்ச்சி தான் வரும் நமக்கு டக்குனு கண்ணை முழிச்சு பார்த்தாச்சுன்னா ஓகே நம்ம இங்கே இருக்கிறோம் ஓகே ஸோ இது வந்து ஷாக் ஆக்சுவலாக ஷாக்கிங்காக தான் இருக்கும் இது மேபி மேபி இந்த குரு வழியா இந்த அதாவது மெடிடேஷன் பண்றது வந்து நல்லதும் இருக்குது நிறைய கெட்டதும் இருக்குது கெட்டதுன்னா பாடியில் சும்மா செவனேனு பாடி ஒர்க் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது பாடியில் உள்ள எனர்ஜி லெவல்ஸ் வந்து மாறுது அது எப்படி மா மாற்றணும் இல்லைன்னா எப்படி மாறணும் இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு ஒரு நல்ல குரு அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ப்ராப்பராக அதை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் முன்னாடி முன்னாடி இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்ல ஒரு பெரிய குரு ஒருத்தர் வந்திருந்தார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஓகே இவங்கள்ட்ட எல்லாம் போய் பார்த்தாச்சுன்னா ஏதாவது சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து போனேன் போய் ஏதாவது சொல்லுவாங்க நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் ஸோ பக்கத்தில் இப்போ என்ன சொல்றது ஒரு ரெண்டு அடி அதாவது ஃபர்ஸ்ட் ரோல நான் உட்காந்துருக்குறேன் அவருக்கு முன்னாடி அவரை பார்த்தாச்சுன்னா அவர் பெரிய ஆள் இந்தியாவில் பெரிய ஆள் அவரை பார்த்தாச்சுன்னா பக்கா கள்ளன மாதிரி இருந்தது உண்மை யாரையும் வந்து தரக்குறைவாக சொல்லணுங்கிறது வந்து எனக்கு எண்ணம் கிடையாது அவர்கிட்ட ஒரு உதவி இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் கேட்டு தான் போகணும் இதை கேட்கணும் அதை கேட்கணும் அந்த மாதிரி எல்லாம் போய் பார்த்துச்சுன்னா மகா கள்ளனா மாதிரி தோணுச்சு ஒன்றுமே பேசலை நான் ஒன்றுமே பேசலை முடிச்சுட்டு அப்படியே பேசாமல் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீல் கடவுளுக்கு கிட்ட எப்படின்னா ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட டைரக்டாக வந்து சொல்லணும் கொழுப்புனே சொல்லிக்கலாம் இப்போ ஆனாலும் இதுதான் வந்து நான் போடுற கண்டிஷன் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லணும் இல்லை அந்த ஒரு குரு வழியாக நான் சொல்லி அந்த பிஸ்னஸ் வேண்டாம் ஏன்னா நான் அதுக்கு வரல ஸோ இது வந்து அந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறது நிறைய எனக்குள்ளாலேயே எண்ணங்கள் இந்த மாதிரி நிறைய வரும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த மெடிடேஷன் கெடுதல்கள் கெடுதல்கள்னால் நம்ம பாடியில் உள்ள எனர்ஜி லெவல்ஸ் வந்து மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு அதனால பிரச்சனைகளும் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் ரொம்ப சீரியஸாக போய் பத்து மணி நேரம் நான் மெடிடேட் மெடிடேட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு நல்ல ப்ராப்பர் கைடன்ஸில் தான் பண்ணுறது நல்லது அடுத்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுதுன்னா இந்த மெடிடேட் நார்மலாக பண்ண ஆரம்பித்தேன் ஸோ டூ தௌசண்ட் இந்த இன்னொன்று சொல்லணும் இந்த மெடிடேஷனும் ட்ரீம்ஸும் ரொம்ப க்ளோஸ்லி லிங்க்ட் ஆகும் அது எப்படின்னா இப்போ ஃபுல்லாக டீப்பாக ஒரு நல்ல மெடிடேஷன் மெடிடேஷன் செஷனில் இப்போ ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் உட்காந்துட்டு படுத்து தூங்கிடுறோம்னு வச்சுக்கோங்க தூங்குனதுக்கு அப்புறம் அந்த அந்த தூங்கும்போது வரக்கூடிய ட்ரீம்ஸ் எனக்கெல்லாம் நிறைய ட்ரீம்ஸ் வரும் நிறையன்னா நிறையா அந்த ட்ரீம்ஸ் வந்து வருது இல்லையா அந்த ட்ரீம்ஸ் வரும்போது காலையில் முழிச்ச உடனே இந்த ட்ரீம்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்காது ஞாபகத்தில் இருக்காதுன்னா இப்போ தூங்கி காலையில் ஒரு ஆறு மணிக்கு கண் முழிக்கிறோன்னு வச்சுக்கோங்க கண் அப்படி கண் முழிக்கிறது கூட கிடையாது என்ன சொல்கிறது நமக்கு போதம் வருது முழிச்சிட்டோம் அந்த டைமில் அந்த போதம் வரக்கூடிய டைமில் உடனே எழும்பக்கூடாது ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழும்பக்கூடிய ஆள் தான். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, போதம் வந்தாச்சு, எலும்பியாச்சுன்னு நமக்கு தெரியும். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துருக்கணும் அது வந்து, அந்த தியான நிலையோட ஒரு ஆட்டு அது வருது. அது ஏன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே தியானம் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்தேன்னா, யாரும் சொல்லி தந்து அந்த மாதிரி எல்லாமே கிடையாது. சும்மா எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்கணும் இது வந்து எனக்குள்ளாலேயே அந்த மாதிரி அது யாராவது சின்ன வயசுல சொல்லியிருக்கலாம் தெரியாது அது யார் சொன்னா அது எனக்கு தெரியாது இது வந்து எனக்கு நார்மல் பழக்கம் தூங்குறதுக்கு இப்படி பண்ணியாச்சுன்னா தூக்கம் வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இது <clears throat> ஒன்று வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது இது எழும்பும் போது இதே மாதிரி ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே இருந்தால் போதும் போதம் வந்தாச்சு அப்படியே அதே நிலையில கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கும்போது என்ன நடக்கும்னா கனவுல ஏதாவது பார்த்துருப்போம் நிறைய பார்த்துருப்போம் ஆனால் நமக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது இப்போ அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கனவுன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு கள்ளன் வரான் ஒரு திருடன் வந்து ஒரு பேகை பிடுங்கிட்டு ஒரு ட்ரெயின் ஏறி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவன் ஓடுறான் சரியா இது வந்து கனவு இது நம்ம வந்து நைட்டில் பார்த்துருப்போம் ஆனால் காலையில் எழும்பும்போது அந்த போதம் இருக்கும்போது அது ஒன்றுமே தெரியாது ஸோ பிளாங்காக இருக்கும் ஸோ அப்போ நான் நான் அதே மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துருக்குறேன் படுத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா இந்த ஃபுல் கனவு வந்து நமக்கு வராது அந்த இதில் உள்ள இந்த சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு ஒரு சீன் அந்த மாதிரி அப்படி ஸ்லைட்டாக அப்படி வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த பேக்கை பிடுங்கிட்டு ட்ரெயினை பிடிச்சி போய் இறங்கி ஓடுறான்னு நான் இல்லையா இப்போ வந்து அவன் இறங்கி ஓடுறது அந்த இது மட்டும் எனக்கு ஞாபகம் வரும் அவன் இறங்கி ஓடுறாங்கிறது ஞாபகம் வந்தால வந் வந்துச்சதுனாலே அந்த ஃபுல் கனவை எனக்கு திரும்ப ஞாபகம் வருது புரியுதா அது புதுசாக நான் பார்க்கறது இல்லை ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நைட்டில் இதை நம்ம பார்த்துருக்குறோன்னு சொல்கிறேன் ஏன்னா இது நம்மளா உள்ள போய் புல் பண்ணி எடுத்துட்டு வர்றது இது அங்கிருந்து கனவுல வர்றது வந்து நம்ம தூங்கும்போது நடந்து முடிஞ்சிருது காலையில எழும்பிட்டு டக்குன்னு எழும்பி நம்ம பெட்ல இருந்து எழும்பி போயிட்டோம்னா இது ஒண்ணுமே நமக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன்னா எழும்பி படுத்திருக்கும் போது அதுல ஏதாவது ஒரு ஒன்று ஒரு சீக்வன்ஸ் வரும் ஓடுறான் அதுலேருந்து நமக்கு ஞாபகம் வரும் என்ன நடந்தது அந்த அதுக்கு முன்னாடி அது எல்லாமே ஞாபகம் வரும் என்ன ஒன்று சொல்லணும் அந்த குடிக்கிறது குடிக்கிறதுன்னா அந்த பியர்லாம் குடிச்சாச்சுன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க தெரியும் அது பார்த்துருக்கீங்களா தண்ணி அடிச்சாச்சுன்னா இவன் பெரிய பாவம் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு அது ஹிந்துஸ் ஹிந்துஸ்ல வந்து அது என்ன சொல்றது பிராமின்ஸ் அவங்க இது ப பண்ண மாட்டாங்க கோவில்லையும் அந்த மாதிரி அலௌடு கிடையாது ஆனால் அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் பழைய ஸ்டைலில் உள்ளதெல்லாம் வந்து அது ஆல்கஹால் வந்து அலவுட் கிறிஸ்டியானிட்டிலையும் இப்போ நம்ம ஊரில் அது அதுலேயும் எஸ்பெஷலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஒரு பியரை குடிச்சாச்சுன்னா ஏதோ கடவுள் நம்மளையே வந்து சிலுவையில் கொண்டு போய் அறைய போகிற மாதிரி அவங்க வந்து நிற்பாங்க இது வந்து அப்படியாகவும் பயங்கர மகா பாவம் அப்படி இப்படின்ட்டு டிராப்டஸ் பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா Trappist TRA PP IST e Trappist சும்மா தேடி பாருங்க Trappist beer Andechs ANDECHS Andechs e beer வேற என்ன வேற என்ன போகல ஸோ இந்த பியர்லாம் வந்து மானஸ்ட்ரியில பண்ணக்கூடிய பியர் மானஸ்ட்ரின்னா என்ன மாங்க் மாங்க்னா யாரு அதாவது இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இந்த கல்யாணம் பண்ணாம அதே மாதிரி நன்ஸ் கன்னியாஸ்திரிகள் அவங்கெல்லாம் வந்து இங்க ஒரு மடம் அந்த மாதிரி எல்லாம் வாழ்றாங்க இல்லையா அந்த மாதிரி மானஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய பியருக்கு பேர் தான் இந்த டிராபிஸ் பியர் அந்த ஆண்டெக்ஸ் பியர் இதெல்லாமே இங்கே யூரோப்பில் யூரோப்ல தானே கிறிஸ்டியானிட்டி வெளியில் வந்தது ம் ஸோ இவங்களோட நம்ம பெரிய கிறிஸ்டியனா ஆக முடியுமா அது எனக்கு தெரியல ஆனாலும் இங்கே முன்னாடியும் இதெல்லாம் பியர் எல்லாத்தையும் குடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க நம்ம இப்போ வந்து இருந்துட்டு நம்ம வந்து பயங்கரமா நிக்கிறோம் பியர் குடிச்சா பாவம் கடவுள் அப்படி ஆக முடியாது ஸோ பாவம் கிடையாது பியர் குடிக்கிறது பாவம் கிடையாது சரியா அது வந்து யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் பியர் குடிக்கிறது பாவம் கிடையாது பியர் குடிக்கிறது நல்லதா நல்லதா கெட்டதா பாடிக்கு அது தெரியாது பாவம் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன் பாடிக்கு பாடிக்கு கெடுதல் பண்ணுதோ இல்லையோ மெடிடேஷன் இல்லைன்னா தியானத்துக்கு அது அந்த அளவு ஹெல்ப் பண்ணாது இது வந்து என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ ஒரு ட்ரீம் சொன்னோம் இல்லையா ஒரு கல்லன் எடுத்துட்டு பேக் பிடிங்கிட்டு ஓடுறான் இப்போ இப்படி ஓடுறது இப்போ நான் ஒரு ஒரு பியர் குடிச்சிட்டு நான் படுத்திருந்தேன்னு வைங்களேன் நைட்டில் ஒரு பியர் குடிச்சிட்டு நான் படுத்திருக்கிறேன் அப்போ என்ன நடக்குதுன்னா கண்ணை மூடி காலையில் போதம் வந்தாச்சு எலும்பியாச்சு நான் வந்து என்ன நடந்ததுன்னு அதை அதை புல் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் மைண்டு வந்து ஸ்டெடியாக இருக்காது மைண்டு ஸ்டெடியாக இருக்காதுன்னா என்ன நடந்ததுங்கிறத கனவுல என்ன நடந்ததுங்கிறத என்னால் இழுக்க முடியாது மற்றபடின்னா நார்மலாக தூங்கும்போது கிளீனா இருக்கும் மைண்டு ஒரு பிளாங்க பிளாங்க் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு லிங்க் வந்ததுனாலே ஆ ஓகே இதுதான் நடந்தது இதை பிடிச்சிடலாம் மற்றது வந்து இது ஒரு பியர் குடிச்சிட்டு படுத்தோன்னு வைங்களேன் இந்த மைண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்காது என்ன நடந்ததுன்னு தெரியாது ஏதாவது வர மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னா ஏதோ வரமா நம்ம அதை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அது வந்து ஒழுங்கா நிக்காது ஸோ இது ஒரு பியர் இப்போ ஒரு ரெண்டு பியரை குடிச்சிட்டு படுத்தோன்னு வைங்களேன் தலைகீழே நின்னாலும் என்ன நடந்ததுங்கிறத எடுக்க முடியாது பிளாங்கா இருக்கும் எழும்பும் போதே தெரியும் ஆஹ் நமக்கு ஒண்ணுமே வரல ஒரு கனவுமே வரல அந்த மாதிரி ஒரு இது தோணல் தெரியும் ஸோ அதனால என்ன சொல்றது ஆல்கஹால் வந்து தியானம் அந்த ஆங்கிளில் ஹெல்ப் பண்ணாது அந்த மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கனவு நான் சொன்னேன் இல்லையா இந்த கனவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதையும் சொல்லணும் தியா இது வந்து தியா கனவுகள் வர்றது நான் சொல்லக்கூடியது தியானத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நான் இது கனவுன்னு நான் சொல்றது வந்து ஆக்சுவலாக கனவு கிடையாது இது வந்து எந்த மாதிரி வருதுன்னா உலகத்துல எங்கேயோ நடக்கிறது இந்த மாதிரி வரும் இப்போ சிலது சில சமயம் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் சில சமயம் தெரியாத ஆட்களா இருக்கலாம் கிளியரா வந்து தெரியும் ஒரு வாட்டி என்ன சொல்ல அதை நான் சொன்னேன்னு தெரியல அம்மாக தலையில தேங்காவில் போகுது அப்போ அம்மா வந்து ஏதோ சொல்லிட்டு கடவுளையா அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு அவங்க இது பண்றது எனக்கு நான் அந்த இடத்துல இருந்து இதை உணர்ந்தேன்னா இப்படி இருக்கும் ஏன் தலையில தேங்காய் விழ போகுது அப்போ நான் இப்படி பயப்படுவேன் அந்த மாதிரி பயப்படுவேன் ம் ஆனால் வந்து அது நடந்தது அம்மாவுக்கு அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் அந்த உணர்ச்சி அந்த அந்த அந்த அனுபவம் வந்து எனக்கு தான் ஏற்படும் புரியுதா ஸோ இதில் உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா இந்த பேசிஸில் தான் வந்து எது நடக்கும்னா அந்த முன்னாடி இந்த கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து இந்த கான்செப்டில் வரக்கூடியது எந்த கான்செப்ட்லன்னா வெளியில எங்கேயோ ஒரு ஆளுக்கு ஏதோ நடக்குது அது வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அவங்க நான் இங்கே இருக்கிறேன் அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அதை அவங்களுக்கு பாடிக்குள்ளால அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி நான் ரமேஷ் அங்க போய் அவங்க பாடிக்கு உள்ளால இருந்து அதை பார்த்தாச்சுன்னா எப்படி இருக்கும் அதைத்தான் நான் அனுபவிப்பேன் புரியுது இல்லையா அது வந்து ஒரு ஷாக் அவங்க ஸோ இது வந்து என்ன என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்ல வேண்டாம் நமக்கே தெரியும் ஆனால் வந்து என்ன சொல்றது இது வந்து நல்ல ஒரு ஆங்கிளில் பார்த்தாச்சுன்னா ஆ இது ஜாலியாக வீட்டில் இருந்துட்டே இது எப்படி ஊரில் உள்ளதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து அது அப்படி கிடையாது அது வந்து கஷ்டம் கஷ்டம்னா நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தான் நமக்கு ஜாஸ்தியாக வரும் கஷ்டங்கள்னா அவங்க படக்கூடிய வேதனைகள் அதெல்லாம் தான் நமக்கு வந்து வரும் இப்போ ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா கனவுல வராது மேபி என்ன சொல்றது நான் நான் என்னோட தியரி என்னோட தியரி என்ன வச்சிருக்கிறேன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறான்னா கடவுளுக்கு பக்கத்துல கடவுள்கிட்ட அவங்க ரொம்ப பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம் சந்தோஷமா இருக்கிறான்னு இது வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வென்சி லெவல் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஒரு ஃப்ரீக்வென்சி லெவல்னா ஏதோ ஒரு நிலையில அவன் கஷ்டப்படக்கூடிய நில நிலைமையில அவன் கடவுளே அப்படின்னு கூப்பிடும்போது அந்த நிலைமைக்கு யாரெல்லாம் டியூனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ளாலேயும் இந்த பிரதிபலிப்பு ஏற்படுது அப்படிதான் ஒரு ஃப்ரீக்வன்சி ஆங்கிளில் சொல்லணும்னா இப்படி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கஷ்டப்படுறவங்களுக்கு வேற என்ன சொல்லலாம் ஓகே தியானம் தியானத்தை பற்றி வேற என்ன அது மாதிரி பிரத்தை பிரத்தை பற்றி சொல்லலாம் பிரத் அதாவது பிரணா பிரணயாமான்னு சொல்லுவாங்க இல்லையா மூச்சு பயிற்சி அதுவும் ஆக்சுவலாக அது பண்ணுறது வந்து பாடிக்காக நம்ம பாடி ஃபிசிக்கல் பாடியை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பிரணயாமா மூச்சு பயிற்சி அதாவது இந்த தியான தியானம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் அது அந்த மாதிரி எல்லாம் படித்து அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணது கிடையாது எதுவுமே ஃபார்மலாக நான் படித்து பண்ணுறது கிடையாது அதில் அந்த சும்மா ஆன்லைனில் நான் பார்த்த வரைக்கும் என்னதுன்னா அது வந்துன்னா கும்பகமா கும்பகம்னு நினைக்கிறேன் மூச்சை நல்லா பிடிச்சி உள்ளே இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது அது அப்படி கிடையாது அது அது ஏன்னா தியானத்தில் இருந்துட்டு அது அது உள்ள அந்த தியானத்தில் லைச்சு இருக்கும்போது அந்த மூச்சு வந்து வெரி வெரி வெரி மினிமலா இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இல்லாதது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருப்போம் அது அது எப்படி எதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு வாட்டி அந்த மாதிரி பார்த்தேன் எப்படி <clears throat> தியானத்தில் இருக்கிற கண்ணு முடிவு ஒரு ஒன் ஹவர் வந்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப ஓகே நான் முழிக்க போகிறேன் ம் கண்ணை திறக்க போகிறேன் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு நினப்பு வரும் மூச்சு இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக அப்படி தானே நமக்கு மூச்சு வந்து நமக்கு கூடாலே உள்ளது இந்த மைண்டு கூட ரெண்டாவது மூச்சு வந்து இந்த அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அவேர்னஸ் இது எப்படி அவேர்னஸ் போதம் மைண்டில் உள்ள ஒரு எண்ணம் இது மூச்சு இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்குது ஸோ போதம் இருக்குது ஒரு எண்ணம் போகுது மூச்சு இருக்குதான்னு பார்க்கறதுக்கு அந்த டைமில் இந்த தியானத்துலேருந்து வெளியில் வரும்போது இந்த மூச்சு வந்து ஆல்மோஸ்ட் இல்லாமல் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஓ மூச்சு இல்லையோ மனசுக்குள்ள பயம் வரும் மூச்சு இல்லையோ நமக்கு அப்படின்னு பயம் வரும்போது அது மெல்ல இந்த மூச்சு வர ஆரம்பிக்கும் திரும்பவும் அது நமக்கு ஃபீல் பண்ண முடியும் நமக்கே உணர முடியும் ஓ இப்போ மூச்சு விடுறது விடுறோம் ஓகே நார்மலாக ஓகே ஸ்பீடு கூடுது அதுக்கப்புறம் நம்ம கண்ணை முழிச்சு பா பா பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா ஓகே அந்த ஸ்பீடு மத் மெதுவாக அப்படி கூடி கூடி கூடி கூடி நார்மலாகுது ஸோ இது வந்து மூச்சை பற்றி உள்ளது ஸோ ஓகே இது ஜென்ரல் டேர்ம்ஸ் என்னை அடுத்த இப்போ இதுவே அடுத்த வீடியோவில் இந்த எனர்ஜி மூமெண்ட்ஸ் பாடியில் எந்த மாதிரியெல்லாம் எனர்ஜி மூமெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது எந்த மாதிரியெல்லாம் எனர்ஜி மூமெண்ட்ஸ் என்னுடைய அனுபவத்தில் வந்திருக்குது அதை பற்றி Bucky. Nandy.